அனைவருக்கும் வணக்கம் ஸோ இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி சார்ட் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆகிட்டு ஒரு நைன் மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஃபோர் ஃப்ரைடே தான் ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனதுலேருந்தே நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆகி ஏறிட்டே இருக்குது ஸோ நமக்கு இப்போ ஒரு பைக்காலும் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு நைன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான சார்ட் தான் இந்த மாதிரி தான் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு நார்மலாக கேண்டிஸ்டிக் ரன் ஆகிற மாதிரி மார்க்கெட் மூவ் பண்ணுற மாதிரி மூவ் பண்ணிகிட்டே இருக்கும் பட் இதில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு செட்டப் மாதிரி வச்சுருக்கோம் எப்படின்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே இந்த பிரேக் அவுட்டு அந்த கேண்டில்ஸ்னுடைய மூவ்மெண்ட் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தர மாதிரி நாங்கள் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் எவ்ரிடே வந்து ஜஸ்ட் நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க பார்க்கும்போது ஓகே நமக்கு வந்து மார்க்கெட் தொடர்ந்து ஏறிட்டே இருக்குது ரைஸ் ஆகிட்டே இருக்குது பட் ஆனால் என்ட்ரி எடுத்தால் எங்கே எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் இந்த சார்ட்டில் உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது மார்க்கெட் தொடர்ந்து ஏறுதுன்னு தெரியும் இன்னமும் ஏறப்போகுதுன்னு கூட நிறைய பேரால் ஜட்ஜ் பண்ணிட முடியும் மார்க்கெட் ஏறப்போகுதுன்னு தெரியும் பட் என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்கெட் எதிர்பார்த்தா எவ்வளோ தூரம் இதை நம்ம வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டில் உங்களுக்கு அவாய்ட் பண்ணிடலாம் எப்படின்னா இந்த சார்ட்டில் உங்களுக்கு கிளியராக என்ட்ரி எங்கே எடுக்கலான்றதுக்கு நமக்கு அந்த ஃபஸ்ட் கேண்டில் ஒரு க்ரீன் கலரில் வந்திருக்கு பாருங்களேன் buy at thirty nine thousand two forty nine point thirty அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன் இருக்குல்ல அதான் first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட் டாரட் ஷோ பண்ணுறது பாருங்கள் அந்த thirty nine thousand three forty seven point forty அதான் நம்மளுடைய ஃபஸ்ட் டாரட் இந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி எயிட் பாயிண்ட் கிட்ட இருக்குது இந்த நைன்ட்டி எயிட் பாயிண்ட் அச்சீவ் பண்ணுதான் அப்படின்றத தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த சார்ட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்டு இந்த கேண்டில்ஸ் பிரேக் அவுட் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நமக்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் லைவ் மார்க்கெட்லேயே கால்ஸ் வந்து கொடுத்துரும் நம்மளுடைய வேலை இந்த கால்ஸ் பார்த்து ட்ரேடிங் பண்ணுறதா நம்ம வேலையாக வந்து இருக்கும் ஸோ அப்படி நமக்கு இன்னைக்கு பிப்ரவரி ஃபோரில் மார்க்கெட் ஓப்பன் ஆன டென்த் மினிட் நைன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு கிடச்ச இந்த பைக் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணியே பார்க்கலாம் இதில் கேண்டில் கலர் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க ஒன்று ரெட் கலராக இருக்கும் இல்லை க்ரீன் கலராக இருக்கும் அது காரணம் என்னென்னா மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் ஃபிக்ஸ் பண்ணியே வச்சுருக்கோம் பை ட்ரெண்ட்னா க்ரீன் கலர்லேயே வர மாதிரியும் எக்ஸல்ட்ரன்னா ரெட் கலர்லேயே வர மாதிரியும் யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் வாட்ச் பண்ணும்போதே ட்ரெண்ட் என்ன அப்படின்றத பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணுன்றக்காண்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணுன்றக்காண்டி இந்த மாதிரி நாங்கள் செட் பண்ணியே வச்சுருக்கோம் ஸோ இப்போதைக்கு பைக்கால் ஜெனரேட் ஆயிருக்கு ஒரு டூ மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது ஸோ நமக்கு இப்போதைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக போயிட்டுருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம கிடச்சிருக்க அந்த கால் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்ட்டு நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது ஜஸ்ட் ஒரு எயிட் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆராட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணுது கால் ஜென்ரேட் ஆகி இப்போ ஒரு ஒன் மினிட் பேக் கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையிங் ரேஞ்சை டச் பண்ணுச்சு பட் நமக்கு இப்போ ஜஸ்ட் ஒரு டூ கேண்டில்ஸில் டக் டக்குன்னு மார்க்கெட் ரைஸ் ஆனதில் நமக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே மொமெண்டம் கொடுத்துருக்கு தேர்ட்டி நைன் டூ ஃபார்ட்டி நைனில் வந்த பைக்கால் அது த்ரீ ஃபிஃப்டி த்ரீ வரைக்கும் மார்க்கெட் மொமெண்டம் வந்து ரைஸ் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கிடைச்ச பைக்கால் ஒரு எயிட் மினிட்ஸில் ஃபஸ்ட் ஆராட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இது பார்த்தீங்கன்னா bank Nifty weekly call option thirty nine thousand call option இந்த மணி ஆப்ஷன் இது இது நமக்கு ஃபைவ் சிக்ஸ்டி சிக்ஸில் பைக்கால் வந்திருக்கு ஸோ இது வந்த பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே ரைஸ் ஆகிருக்கு அதே இது பாருங்கள் thirty nine thousand three hundred call option at the money option இது நமக்கு ஃபோர் ஹண்ட்ரடில் வந்த பைக்கால் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு ஸோ நம்ம இப்போ ஒரு ஜூம் பண்ணி பெருசாக கூட ஷோ பண்ணுறோம் உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் ப்ரீமியம் கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் அதிக பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும் அட் த மணி மணினா எவ்வளோ பாயிண்ட் வரும் அதே இந்த மணி நல்லா டீப்பான இந்த மணிலாம் போகும்போது இன்னும் நிறையா பாயிண்ட் உங்களால் ப்ராஃபிட்ஸ் வந்து எடுத்துக்க முடியும் நீங்கள் இந்த மாதிரி டேரக்ட் ஆப்ஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி எங்கே எடுக்கலாம் மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்ற மாதிரி ஆப்ஷனில் உங்களுக்கு கிளியராக வந்து ஷோ பண்ணிடும் இதை பார்த்து நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஃபியூச்சர் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் பிடிக்குதோ அதில் என்ட்ரி வரையிலையும் டார்கெட் அச்சீவ் பண்ணலையும் அந்த ஆப்ஷன் எடுத்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் டென் ஆகுது ஸோ நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பைக்கால் ஜென்ரேட் ஆனது ஒரு டென் ஓ கிளாக்லேருந்தே அப்படியே தொடர்ந்து ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகுது அதாவது டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே வந்துச்சு நமக்கு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறக்காண்டி இந்த சார்ட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அதனால் ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் பண்ணுங்கள் thirty nine one eighty one point டெனில் செல் பண்ணுங்கன்னு செல் கால் வந்திருக்கு செல் கால்ன்றனால இப்போ டார்கெட் லைன்லாம் கீழே வந்துருச்சு கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல அதான் first target second target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் நைன் இதில் நமக்கு ஃபஸ்ட் ஸ்டார்ட் ஷோ பண்ணுறது thirty nine thousand eighty three so அந்த thirty nine thousand eighty three வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுவும் வந்து ஒரு நைன்டி எயிட் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது செல் காலம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அந்த செல்லிங் ரேஞ்சிலே ட்ரேடிங் போனது அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடில் இறங்கி லாஸ்ட்டு ஒரு த்ரீ ஃபோர் கேண்டில் பாருங்கள் அப்படியே நல்லா டவுனில் இறங்கிக்கிட்டே வந்து ஃபஸ்ட் ஆர்ட்டாக பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கிடைச்ச செல் காலும் ஒரு டென் டுவெண்ட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து டவுன் சைடில் இறங்கினதில் ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு இந்த சார்ட்டில் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் வர கால்ஸ் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் எவ்ரிடே நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ